அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிலிருந்து பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது செல்வம் பெருகிறதுக்கு வீட்டுல என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் டெக்னிக் தாங்க விஷுவலைசேஷன் விஷுவல் பண்றது கற்பனையா ஒரு விஷயத்த நினைக்க கத்துக்கிறது அதை எப்படி நினைக்கணும் என்ன டைம்ல நினைக்கணும் அது எப்படி சாத்தியமாகும் அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் கற்பனை என்னங்க நினைக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எது உங்களுக்கு வேணுமோ ஒரு விஷயம் கிடைக்கல இல்லை எனக்கு இந்த விஷயம் தேவை அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த விஷயத்த நீங்க கற்பனை பண்ணி பார்க்கணும் எப்படி இல்லைங்க கற்பனை பண்ணலாம் அது எனக்கு தோணலையே அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுக்கு உண்டான இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீடு வாங்குறீங்க ஒரு பங்களா நான் வாங்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க வாங்கணும்னு நினைக்கிறீங்க அந்த பங்களாக்கு உண்டான போட்டோஸ் பிக்சர்ஸ் இமேஜஸ் எல்லாம் நிறைய இருக்கு யூடியூப்ல எல்லாம் கூகுள்ல அதுக்குண்டான பிக்சர்ஸை வந்து பெட்ரூம்லயோ இல்ல ஹால்லயோ நீங்க கண்ணில் படுற மாதிரி அதை நீங்க பாக்குற மாதிரி இருக்கணும் இது எப்பெல்லாம் நினைக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா காலையில பிரம்ம முகூர்த்தத்துல நாலு டு ஆறுக்குள்ள இதை நீங்க கற்பனை பண்ணணும் எந்திரிச்ச உடனே கை கால் மூஞ்சி மட்டும் அளம்னா போதும் முடிச்சுட்டு உக்காந்து உதாரணத்துக்கு ஒரு கார் வாங்க போறீங்க பிஎம்டபிள்யூ உதாரணத்துக்கு அதை வந்து நீங்க உள்ள உட்காந்து இருக்க மாதிரி டிரைவர் வந்து ஓட்டுற மாதிரி உங்க ஹஸ்பண்ட் நீங்க குழந்தைங்கெல்லாம் அதுல உட்காந்து நீங்க போற மாதிரி என்ன கலர்ல நீங்க கால் பண்ணுவீங்களோ அந்த கலரை வந்து இமேஜ் பண்ற மாதிரி இதெல்லாம் வந்து இமேஜினேஷன் கற்பனைலாம் நீங்க நினைக்க கத்துக்கணும் இது எப்ப என்ன டைம் நினைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நாலு டு ஆறு இரவு தூங்குறதுக்கு முன்னாடி எட்டு டு ஒன்பது இல்ல பத்து மணி நீங்க எப்ப தூங்குறீங்களோ அப்ப இதை நினைச்சிட்டு நீங்க படுத்துக்கலாம் ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் தான் டூ டு த்ரீ மினிட்ஸ் நீங்கள் கற்பனை பண்ணி நினச்சா போதும் மீதி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அந்த இமேஜின் பண்ண விஷயத்த பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்கணும் கையை நெஞ்சளவுக்கு உயர்த்தி நம்ம அது விஷுவல் பண்ணி அந்த கார் வாங்கிட்டோம் பிஎம்டபிள்யூ நம்மகிட்ட இருக்கு அது இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணி அதுக்குள்ள நம்ம இருக்கிற மாதிரி அதை வந்து நீங்கள் பிளஸ் கொடுக்கணும் என்ன கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி நடப்பதாகட்டும் அப்படி நடப்பதாகட்டும் அப்படி நடப்பதாகட்டும் மூன்று முறை நீங்க சொல்லணும் அது காலையிலயும் இரவும் நீங்க கண்டிப்பா நீங்க சொல்லணும் இதை பழகிக்கோங்க எத்தனை முறைனாலும் நீங்க நினைக்கலாம் ஆனா பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்குற டைம் வந்து காலைல பிரம்ம முகூர்த்தத்துலயும் இரவு நீங்க தூங்குறதுக்கு முன்னாடியே அந்த பிளஸ்ஸிங்ஸ் மட்டும் பண்ணுங்க நினைச்சிட்டு அந்த நினைச்சதுக்கு உண்டான அந்த விஷுவலைசேஷன் அந்த இமேஜை வந்து நீங்க பிளஸ் கொடுங்க பிளஸ் பண்ணுங்க நீங்க பிளஸ் பண்ணிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் இது பண்ணா போதும் பத்து நிமிஷம் இதுக்கோசம் பத்து நிமிஷம் ஒதுக்குங்க காலையில் ஒரு பத்து நிமிஷம் இரவு ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்குங்க அதுக்கு பிளஸ்ஸிங்ஸ் கொடுத்துட்டு தொடர்ந்து அந்த செயலை செஞ்சுட்டே வாங்க கண்டிப்பா கூடி சீக்கிரமே அது நீங்க வாங்கறதுக்கான சாத்தியம் உங்களுக்கு அதுக்கான வழிகள் கண்டிப்பா பிறக்கும் கண்டிப்பா அதுக்கான முயற்சி உங்களை அறியாமே நீங்க எடுக்க ஆரம்பிப்பீங்க தானா ஒரு விஷயம் கிடைக்கும் உங்களுக்கு ஆச்சரியப்படுவீங்க நீங்க எப்படி ஒரு நினைக்கிறோம் நினப்புக்கு ஒரு விஷயம் இருக்கா இது சாத்தியமா அப்படின்னு சொல்லி நீங்க பாப்பீங்க கண்டிப்பா இது சாத்தியம் தாங்க அது பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில அதனாலதான் வாசல் தெளிச்சு கோவலம் போட சொல்லுவாங்க பிரம்ம முகூர்த்தத்துல இப்பெல்லாம் யாருமே பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்கிறது இல்ல அதுக்கான விசேஷம் என்னன்னா விளக்க பத்து வச்சு ஊதுபத்தி கட்டு வெளியே போயிட்டு நம்ம கோலமும் போடுவோம் இப்போ மகாலட்சுமி கடவுள் சுவாமிகள்லாம் முன்னாடி நம்ம கதவு வழியாக வருவாங்கன்னு அர்த்தம் ரிஷிகள் ஞானிகள் தேவதைகள் எல்லாம் வர டைம் அது பிரம்ம முகூர்த்தம் அதனாலதான் வந்து பிரம்ம முகூர்த்தத்துல எந்த விஷயம்னாலும் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதுக்கப்புறம் தான் ஆறு மணிக்கு மேல ஓர நல்ல நேரம் அதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது அதனால பிரம்ம முகூர்த்தத்துல இதை செஞ்சு பழகுங்க இரவு நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி இதை நீங்க செய்யலாம் ஒரு பத்து நிமிஷம் இதுக்கோசரம் ஒதுக்குங்க முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அது சாத்தியம் கண்டிப்பாக இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு நூறு சதவீதம் இருக்குங்க முயற்சி பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான விஷயம் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பாக பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்